ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் சுவைத்து நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எத்தனை நாளும் பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க கோயிலுக்கு வாசிக்கிறீங்க அதில் பழைய ஏற்பாடுன்னு இருக்குது புதிய ஏற்பாடுன்னு இருக்குது உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்குமா பழைய ஏற்பாடுனா என்ன புதிய ஏற்பாடு என்னன்னு சொல்லிச்சு முதல் அர்த்தம் சீரமைப்பு அதில் இரண்டாவது அர்த்தம் உடன்படிக்கை எஸ் யூ ஆர் ரைட் பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது புதிய உடன்படிக்கை நீங்களும் நானும் கடவுள் இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கின்றோம் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார் ஆகவே இந்த பைபிள் திரு என்று சொல்லுகின்ற பொழுது மறந்து விடாதீர்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறது இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்களா I hope that you're enjoying ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஃபாதர் உங்களோட வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது seems to be very new information for us புதிய கருத்துக்களாக இருக்குன்னு சொன்னாங்க அதில் ஒரு கேள்வியும் கேட்டாங்க உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு பேசிட்டு இருந்தீங்க what is that covenant actually அந்த உடன்படிக்கை தான் என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க நம்மோடு நிறைய கேட்டிருப்போம் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கோயிலுக்கு போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்தார் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார் என்று கேட்டிருப்போம்ல அந்த உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் முதல்ல உடன்படிக்கை என்று பேசுகின்ற பொழுது இரண்டு நபர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் ஒருவர் மற்றவரோடு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க கடவுள் ஆபிரஹாமோடு உடன்படிக்கை செய்தார் கடவுள் மொய்சனோடு உடன்படிக்கை செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு சீடர்கள் வழியாக புதிய உடன்படிக்கையை செய்கின்றார் அதில் என்ன சொல்லுவாங்க உடன்படிக்கை செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே தமக்கு நிகராக இருப்பவரோடு தான் உடன்படிக்கையை செய்து கொள்வார்கள் ஆனால் நம் கடவுள் அவரோடு நிகராக அல்ல அவரால் படைக்கப்பட்ட படைப்பு பொருளான மனிதர்களோட தன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அந்த உடன்படிக்கை என்பதற்கான ஆங்கில சொல் தான் கவனன்ட் அந்த கவனன்ட் என்கின்ற ஆங்கில சொல் பெரித் என்கின்ற எபிரைய சொல்லிலிருந்து வருகிறது மோயிசன் பேசியது எபிரேயம் கடவுள் யாவை கடவுள் இஸ்ரேல் மக்களோடு மோயிசனோடு பேசியது எபிரேயம் ஹீப்ரு லாங்குவேஜ் ஆண்டவருடைய அவருடைய பேச்சு மொழியும் எபிரேயமாக இருந்தது அரமாய்க் அவருடைய தாய்மொழி ஆனால் எபிரேயமும் அவர் பேசினார் ஆக அந்த எபிரேய சொல்லான பெரித் என்பதற்கு டு கட் ஆஃப் என்பது பொருள் டு கட் வெட்டுவது அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்களேன் ஆதி காலத்தில் ஒருவர் மற்றவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது என்ன செய்வார்களாம் தங்களுடைய கட்ட விரல்களை அறுத்து தன்னுடைய கட்ட விரலிலிருந்து வருகின்ற இரத்தத்தை வெட்டப்பட்ட மற்றவருடைய கட்ட விரலுடைய இரத்தத்தில் ஒன்றாக வைத்து அவர்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் நடுவில் இருந்து கொண்டு ஒருவர் மற்றவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் இருவரும் ஓர் உடலாக ஓர் அங்கமாக ஒரு உறுப்பினராக ஓர் உடலாக ஒரே சிந்தனை ஒரே எண்ணம் ஒரே செயல் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள் ஆகவே தான் பெரித் என்கின்ற அந்த எபிரே சொல் உடன்படிக்கை கவனன்றை பற்றி பேசுகின்றது ஆகவே தான் உடன்படிக்கையிலே மிக முக்கியமானது பிரமாணிக்கமாக இருத்தல் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆகவே தன் கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பார் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்றில் பவுலடிகளார் சொல்லுவார் காட் இஸ் எவர் ஃபெய்த்ஃபுல் விசுவாசமுள்ள பிரமாணிக்கமான கடவுள் நம் கடவுள் என்று ஆனால் மக்களாகிய நாம் தான் பல நேரங்களிலே கடவுளை விட்டு பிரிந்து செல்கின்றோம் ஆனால் நம்ம எப்பொழுதும் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் உடன்படிக்கையின் மக்களாக இயேசுவின் அன்பை உணர்ந்த மக்களாக வாழ்வோம் ஆண்டருடைய வார்த்தையை வாசிப்போம் நிச்சயம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெப தோழமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மதிய வாழ்க்கை